என் தங்க பிள்ளையே இன்று இந்த வராகியின் வாக்கினை நீ கேட்க நினைத்தாலும் உனக்கு நிச்சயமாக பல தடைகள் வரும் உன் தாயானவள் எனக்கு அது நன்றாக தெரியும் ஏனென்றால் இன்று உன் வராகி உன்னுடைய எதிரிகளின் ஆட்டத்தை ஒடுக்கப் போகின்றேன் அதனால் உன் எதிரிகளின் சதியால் நிச்சயமாக இது போன்ற காரியங்கள் இன்று உனக்கு நடக்கக்கூடும் அதை எல்லாம் தாண்டி நீ இன்று உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை கேட்பாயானால் நிச்சயமாக உன் எதிரிகளின் ஆட்டத்தை நான் இன்று அடக்கி விடுவேன் என் தங்கமே உன்னை அழிக்க வேண்டும் உனக்கு கெடுதல் நினைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் உன்னை சுற்றியே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தாயானவள் உன்னிடம் அடித்து ஒரு வாக்கினை சொல்கின்றேன் நிச்சயமாக அவர்களின் ஆட்டம் அடங்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது என் தங்க பிள்ளையை எவ்வளவு அவர்கள் பாடாய் படுத்தினார்களோ அந்த அளவிற்கு கஷ்டங்களை அவர்களும் இனிமேல் அனுபவிக்கப் போகின்றார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என் தங்கமே நீ இந்த வராகியின் மீது கொண்டுள்ள நம்பிக்கை இந்த தாய் உன் மீது கொண்டுள்ள அன்பின் காரணமாக நிச்சயமாக உனக்கு நான் இதனை நிறைவேற்றி தருவேன் உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தடைகளாக இவர்கள்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நீ வாழ்வில் முன்னேற்றமே ஏற்படவில்லையே எந்த காரியத்தை எடுத்தாலும் தடங்கள் தானே வருகின்றது எந்த காரியத்தை செய்ய நினைத்தாலும் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையாக யாராவது ஒன்றை செய்து விடுகின்றார்கள் நமக்கு எதிர்ப்பாகத்தான் எல்லோரும் இருக்கின்றார்கள் என்று என் குழந்தை நீ எப்பொழுதுமே உன் மனதிற்குள் அந்த விஷயத்தை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நிச்சயமாக நீ சொல்வது நீ நினைப்பது எல்லாம் சரிதான் உன்னுடைய எதிரிகள் உனக்கு அதிகமாகிவிட்டார்கள் உனக்கு நல்ல குணங்களும் நேர்மையான எண்ணமும் இருப்பதால் நிச்சயமாக எதிரிகள் உனக்கு அதிகமாகத்தான் இருப்பார்கள் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏனென்றால் உண்மைக்கும் நேர்மைக்கும் தானே இங்கே அதிகமான சோதனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன என் தங்கமே நீ இனிமேல் க கலங்காதே உன் தாயானவள் இந்த வராகி அம்மா இருக்கும் போது இது போன்றவர்களை நிச்சயமாக ஒரு கை பார்த்து விடுவேன் என் தங்க பிள்ளை நீ இதுவரை இவர்களை நினைத்து பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நான் உனக்கு முடிவு கட்டுகின்றேன் நாளை நீ நிச்சயமாக நல்ல மனத்தெளிவோடு இருப்பாய் உன் தாயானவள் உனக்கு எப்பொழுதுமே நல்ல ஆசிகளை வழங்கி கொண்டிருக்கும் போது நீ யாரை நினைத்தும் உன் மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே யார் நமக்கு ஏதும் செய்து விடுவார்களோ இருக்கிறதோ என்ற எண்ணம் உனக்குள் நிச்சயமாக இனிமேல் வர வேண்டாம் இந்த வராகியானவள் என் குழந்தைக்காக ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும் என்றே இங்கே நான் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் உனக்கானதை உன் கைகளில் சேர்க்க வேண்டியது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பாகும் அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைத்து அடுத்தவர்களின் தொழிலை முடக்கி அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுத்து அதில் இன்பம் காண வேண்டும் என்று உன்னுடைய எதிரிகள் நினைத்திருக்கின்றார்கள் இது போன்ற எண்ணம் கொண்டவர்கள் அவர்களின் வாழ்க்கையில்தான் மிக பெரிய அடியினை வாங்கப் போகின்றார்கள் அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெரிய தோல்வியினை அவர்கள் தழுவப் போகின்றார்கள். ஏனென்றால் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைப்பவன் இன்னொருவரால் நிச்சயமாக கெட்டு அழிந்துதான் போவான் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என் தங்கமே துரோகங்கள் செய்யலாம். ஆனால் துரோகத்திலும் சில துரோகத்தை நாம் மன்னித்து விடலாம் சில துரோகத்தை நம்மால் மன்னிக்கவே முடியாது அது போன்ற துரோகங்கள் எல்லாமே உன் வராகியின் கையினால் மிக பெரிய தண்டனைக்கு உரியவர்களாக இருப்பார்கள் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் உன் தாயானவள் அவ்வளவு எளிதாக யாரையும் விட்டுவிட மாட்டேன் துரோகத்தை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாத பிள்ளை போல இருந்து கொண்டிருந்தாள் உன்வராகியானவள் அவளை கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவேனா என்ன எப்பொழுதுமே என்னுடைய கண் பார்வையில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது நான் யார் யார் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எப்பொழுதுமே பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் குழந்தைக்கு கெடுதல் நினைக்க வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அவர்களை நான் ஓடி சென்று பழி வாங்கி விடுவேன் என் குழந்தை இவர்களை நினைத்து நீ உன்னுடைய நேரத்தை எல்லாம் வீணாக்கி கொண்டிருக்காதே அவர்களின் ஆட்டத்தை அடக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது உன் தாயானவளுக்கு நிச்சயமாக இனிமேல் இது போன்றவர்களை காண கண் கூடாது என்பதை நான் முடிவு செய்துவிட்டேன் இனிமேல் இவர்கள் ஒருபோதும் உன் முன்னால் வராதபடிக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக செய்து விடுகின்றேன் என் தங்கமே எதிரிகளின் தொல்லையினால் நீ உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் இனிமேல் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல முன்னேற்றத்தை காணப்போகின்றாய் நீ நினைத்த ஏற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வரும் இந்த வராகியை நம்பிய குழந்தைகள் எப் எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என் குழந்தைக்கு இதுவரை இருந்த பயம் இதுவரை இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாவற்றையும் உன் தாயானவள் நான் உனக்கு நீக்கி தருகின்றேன் நீ இந்த வராகியை அவ்வளவு சாதாரணமாக நினைத்து விடாதே நம் தாயானவள் எல்லாவற்றையுமே நமக்கு உடனே செய்து தராமல் கிடப்பில் போட்டு கொண்டே இருக்கின்றாளே என்று நீ நினைக்காதே உன் தாய் நான் உனக்கு நிச்சயமாக செய்து தருவேன் அதற்கான கால நேரம் கூடி வரும்போது நிச்சயமாக உனக்கு அதனை செய்து தந்திடுவேன் இதுவரை எத்தனை துன்பங்களில் இருந்து உன்னை நான் மீட்டெடுத்திருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே உன்வராகி அம்மா உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்து உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என் தங்கமே இனிமேல் உன் வாழ்க்கையில் யாரெல்லாம் உனக்கு எதிரிகளாக இருந்தார்களோ யாரெல்லாம் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல பாடம் கிடைக்கும் இனி உன்னை நெருங்கவே அவர்கள் அச்சப்படுவார்கள் உன்னுடைய தொழிலில் அவர்கள் ஏதேனும் வேண்டாத வேலையை செய்ய நினைத்தால் நிச்சயமாக அவர்கள் பயந்து ஓடுவார்கள் இந்த வராகியின் பிள்ளைகள் நிச்சயமாக ஒருபோதும் இது போன்ற தேவையில்லாத வேலைகளை செய்கின்ற மனிதர்களை கண்டு பயப்படக்கூடாது உன்னுடைய தைரியம்தான் உன்னுடைய எதிர்காலத்தில் உன்னை நல்லபடியாக முன்னேற வைக்கும் இது போன்ற மனிதர்களை நீ எதிர்த்து நில் அவர்களுக்கு நல்ல பாட பாடத்தினை நீ புகட்ட வேண்டும் ஆனால் ஒரு காலமும் பழி வாங்கக்கூடாது அவர்கள் செய்கின்ற அதே செயலை நீயும் செய்தால் அவர்களுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இருக்க போவதில்லை அதனால் என் தங்கமே இவர்களை விட்டு நீ ஒதுங்கிவிடு இல்லை என்றால் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு ஒருபோதும் நீ சோர்ந்து விடாதே ஒருபோதும் நீ அவர்களைக் கண்டு பயந்து விடாதே இந்த வராகியின் குழந்தைகளுக்கு பயம் என்பதே அறியக்கூடாது எப்பொழுதுமே தைரியமாகவும் தெம்புடனும் நீ இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நான் நல்லபடியாக உன் கைகளில் ஒப்படைத்திருக்கின்றேன் அதை நல்லபடியாக நீ வாழ்ந்து முடிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வராகியின் குழந்தை என்று எனக்கு நீ பெருமை சேர்த்து தர வேண்டும் உன்னை பார்த்து மற்றவர் சொல்ல வேண்டும் வாழ்ந்தால் இவர் போல வாழ வேண்டும் வராகியை தானே இவர்கள் தினமும் வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த தாயானவள் இவர்களுக்கு நல்ல புத்தியினை கொடுத்து நல்ல வாழ்க்கையையும் கொடுத்திருக்கிறார் பார்த்தாயா என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும் அந்த நிலைக்கு நீ நிச்சயமாக வர வேண்டும் என்று உன் தாயானவள் உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குகின்றேன் என் குழந்தை இனிமேல் நீ பட்ட கஷ்டம் நீ பட்ட துன்பங்கள் நீ மற்றவர்களிடம் பட்ட அவமானங்கள் எல்லாவற்றிற்கும் விடை கிடைக்கும் சற்று காலம் மட்டும்தான் நீ பொறுத்திருக்க வேண்டிய நிலை உனக்கு இருக்கின்றது இந்த தாயானவள் உனக்கான காலத்தை குறித்து விட்டேன் உனக்காக யார் எல்லாம் வேண்டாத வேலைகளை செய்ய நினைக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் உன்னிடம் வந்து மண்டியிடப் போகின்ற நாள் நெருங்கி வந்துவிட்டது என் குழந்தைகள் இனி ஒருபோதும் உங்கள் மனதில் எந்த குழப்பங்களையும் வைத்து கொள்ளாதீர்கள் வராகியின் பிள்ளைகள் எப்பொழுதுமே தைரியத்தோடு இருக்க வேண்டும் எப்பொழுதாவது உனக்கு தைரியம் குறைகின்றது போன்று தோன்றினால் அப்பொழுது நீ இந்த வராகியினை நினைக்க வேண்டும் நம் தாயானவள் எத்தகைய தைரியமுடையவள் எப்படியெல்லாம் எதிரிகளை விரட்டி அடித்தாள் என்று நீ உனக்குள் நினைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுது தானாகவே உனக்கு உனக்கு தைரியம் பிறக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம்